யூசர் லாகின் இல் மூன்றாம் பகுதிக்கு நல்வரவு இங்கே உருவாக்குவது ஒரு செஷன் இதில் யூசர் ஒரு பேஜில் நுழைந்து லாகின் ஆகி இருக்கும் வரை அதிலேயே இருக்கலாம் எந்த செஷனையும் ஆரம்பிக்க ஸ்டார்ட் செஷன் ஃபங்ஷன் தேவை அது ஸ்டார்ட் செஷனா அல்லது செஷன் ஸ்டார்ட் ஆ சோதித்து விடலாம் எரர் அது செஷன் ஸ்டார்ட் ஆக இருக்க வேண்டும் கொஞ்சம் குழம்பி விட்டேன் ஆகவே ரிஃப்ரெஷ் யூ ஆர் இன் செஷனை ஐ துவக்கியாயிற்று ஒரு செஷன் வேரியபிள் ஐ சேர்க்கலாம் ஆகவே ஆர் இன் இதன் பின் சொல்வது click here to enter the secret இல்லை the member page சரியா மற்றும் இது member.php என்னும் பக்கத்துக்கு லிங்க் ஆகும் மீண்டும் பார்க்க சரியான டேட்டாவை அனுப்பும் வரை நாம் சொல்வது click here to enter the member page அதை நாம் இன்னும் உருவாக்கவில்லை நினைவூட்டுகிறேன் இங்கே நம் செஷன் ஸ்டார்ட் ஐ உருவாக்கினோம் அது மிக முக்கியம் ஒரு செஷன் ஐ உருவாக்கப் போகிறோம் அதற்கு துவங்கி இங்கே டாலர் சைன் அண்டர்ஸ்கோர் செஷன் என டைப் செய்யலாம் பின் பிராக்கெட்ஸ் இல் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் இல் செஷன் நேம் ஐ தரலாம் நான் அழைப்பது யூசர்நேம் மற்றும் அது எக்குவல் டோ நம் யூசர்நேம் இப்படி சொல்லலாமா டிபியூசர்நேம் ஏனெனில் டேட்டாபேஸ் இலிருந்து நேரடி வால்யூ செஷன் செட் ஆகிவிட்டது யூசர் browser இல் இருக்கும் வரை இது செஷன் ஆக அமைக்கப்படும் browser என்றால் நாம் நம் அமர்வை எச்சோ ஆட் செய்த பக்கமில்லை பயனரின் browser இதை நிரூபிக்க ஒரு புதிய பேஜ் ஐ உருவாக்குகிறேன் அது மெம்பர் டாட் பிஎச்பி பேஜ் ஆகவே மெம்பர் டாட் பிஎச்பி என சேமிக்கிறேன் இங்கே சொல்வது எச்சோ மற்றும் எக்கோ செய்வது யூசர்நேம் செஷன் சரியா முதலில் வெல்கம் என concatenate செய்கிறேன் கடைசியில் இன்னும் உணர்ச்சி கூட்ட உணர்ச்சி குறியிடுவேன் லாகின் ஆகி உள்ளவரை இது இந்த கமாண்டை இயக்க வேண்டும் இது நம் browserல் நாம் உருவாக்கும் எந்த பக்கத்துக்கும் செஷனை நம் யூசருக்கு அமைக்கும் இங்கே வேறு எந்த பக்கம் வந்தாலும் இந்த கோடை செட் செய்ய பயன்படுத்தினால் அது வேலை செய்யும் ஆனால் இந்த பங்ஷன் இதனுள் இங்கே இருக்க வேண்டும் ஆகவே செஷன் ஸ்டார்ட் நீங்கள் அழைக்கும் ஒவ்வொரு பக்கத்திலும் அல்லது துவக்கும் ஒவ்வொரு செஷனிலும் இருக்க வேண்டும் நாம் ரெஸ்டார்ட் செய்வோம் மெயின் பேஜ் க்கு போகலாம் நான் விவரங்கள் அலெக்ஸ் மற்றும் ஏபிசி உடன் லாகின் செய்கிறேன் லாகின் ஐ சொடுக்கலாம் you are in click here to enter the member page error ஏதும் இல்லை என்பதை காணலாம் என் செஷன் வெற்றிகரமாக துவங்கியது இங்கே சொடுக்க கிடைப்பது வெல்கம் என்ன ஆயிற்று என்று பார்க்கலாம் பின்னால் போய் என்ன தவறு செய்தேன் என்று பார்க்கலாம் இது யூசர்நேம் என்று இருக்க வேண்டும் இங்கே எதையும் ஒப்பிடவில்லை ஆனால் இரு சமக்குறிகளை இங்கே இட்டிருக்கிறேன் இது தவறாக இருக்கலாம் இப்போது இது வேலை செய்யும் திரும்பி நம் இண்டெக்ஸ் பேஜ் க்கு போய் லாகின் செய்வோம் முன் செய்தது போல லாகின் சரி you are in click here to enter the member page இங்கே சொடுக்க வெல்கம் அலெக்ஸ் இப்போது லாகின் பேஜ் க்கு திரும்புகிறேன் பலரும் இப்போது எல்லா டேட்டாவும் காணாமல் போய்விட்டது என்று நினைக்கலாம் நான் மெம்பர் பேஜ் அதாவது member.php க்கு போய் Enter ஐ அழுத்த அது இன்னும் அலெக்ஸ் என்கிறது மேலும் சில மறு துவக்கங்களில் browser ஐ மூடி பின் ரீஓப்பன் செய்தால் நான் செல்வது லோக்கல் பிஎச்பி academy யும் பின் என் பக்கமான லாகின் செஷன் மற்றும் என் மெம்பர் பேஜ் ஆகவே நான் இன்னும் லாகின் ஆகி இருக்கிறேன் சரியா ஆகவே யூசர் லாகின் ஆகி இருக்கிறார் browserஐ மூடினாலும் மீண்டும் வரும்போது நான் லாகின் ஆகி இருக்கிறேன் இது போன்ற லாகினை செய்தால் இது மிகவும் பயனாகும் ஃபங்க்ஷன் நிறைய வெப்சைட்கள் இப்படி செய்கின்றன ஆனால் இப்போது லாக் அவுட் பேஜ் ஐ உருவாக்க விரும்புகிறேன் லாக் அவுட் செய்ய தேவையானது ஒரு தனிப்பக்கத்தை உருவாக்கி logout.php என சேமிக்க வேண்டும். மேலும் ஒரு செஷனை இங்கே முடிக்க வேண்டும். செஷனை அழிக்கும் முன் அதை துவக்க வேண்டும். ஆகவே டைப் செய்வது இங்கே செஷன் ஸ்டார்ட். முதலில் அதை உறுதி செய்யலாம். சரி, மேலும் சொல்வது செஷன் டெஸ்ட்ராய் மன்னிக்கவும் செஸ்ட்ராய் இல்லை டெஸ்ட்ராய் இந்த பேஜ் ஐ இயக்க இங்கே நம் செஷன் முடிவுக்கு வரும் இங்கே நட்புடன் ஒரு எர்ரர் மெசேஜ் ஐ காட்டலாம் you have been logged out click here to return இதற்கு ஒரு லிங்க் நம் இண்டெக்ஸ் டாட் பிஎச்பி பேஜ் க்கு திரும்ப இப்போது மீண்டும் சோதிக்கலாம் உதாரணமாக இங்கே ஒரு பிரேக் இடலாம் இங்கே லாக் அவுட் செய்ய ஒரு லிங்க் இப்படி யூசருக்கு நம் logout.php பேஜ்க்கு லிங்க் தருவது மிக முக்கியம் இல்லையானால் லாக் அவுட் செய்ய அவர் திணறுவார் இதை ரெஃப்ரெஷ் செய்ய லாக் அவுட் லிங்க் உருவாகிறது PHP பேஜில் இருந்து லாக் அவுட் செய்ய சொடுக்க கிடைப்பது you have been logged out click here to return out ஆகிவிட்டோம் என்று கொள்கிறேன் மெம்பர் பேஜ் டாட் பிஎச்பி க்கு திரும்ப இங்கே வேரியபிள் ஏதும் இல்லை யூசர்ஸ் இந்த பேஜ் ஐ பார்க்கக்கூடாது ஏனெனில் அவர்கள் இப்போது லாக் ஆகவில்லை சொல்வது செஷன் ஸ்டார்ட் பின் இஃப் செஷன் மற்றும் செஷன் நேம் அது இங்கே யூசர் நேம் அடுத்து என் டேட்டாவை எக்கோ அவுட் செய்வேன் வெல்கம் எல்ஸ் சொல்வது டை இல்லை நான் இல்லை என் பேஜ் முடிய வேண்டும் ஆகவே சொல்வது you must be logged in சொல்வது இந்த செஷன் இருப்பில் இருந்தால் அல்லது சரியான யூசர்நேம் மற்றும் பாஸ்வேர்டுடன் உருவாகி இருந்தால் நம் வரவேற்பு செய்தி வெல்கம் ஐ அவுட் செய்க அல்லது பேஜ் ஐ நீக்கு மற்றும் சொல்வது you must be logged in ஆகவே இந்த டுடோரியலில் அவ்வளவுதான் சுருங்க சொல்ல நான் லாகின் ஆகவில்லை லாகின் செய்வேன் உள்ளே போய்விட்டேன் என் மெம்பர் பேஜ் லாக் அவுட் செய்ய முடியும் இங்கே திரும்புகிறேன் மெம்பர் டாட் பிஎச்பி ஐ உருவாக்கிவிட்டதால் Enter ஐ அழுத்தலாம் you must be logged in உதாரணமாக லாகின் செய்வேன் செல்வதற்கு இதை சொடுக்க மாட்டேன் வெறுமனே பார்வார்ட் செய்து மெம்பர் டாட் பிஎச்பி க்கு செல்வேன் மெசேஜ் உருவாக்கப்பட்டது அணுக அனுமதியும் இருக்கிறது இப்போதைக்கு அவ்வளவுதான் இது இந்த டுடோரியலின் கடைசி பகுதி இதில் சந்தேகங்கள் இருந்தால் தெளிவாக்க சித்தமாக இருக்கிறேன் தமிழாக்கம் கடலூர் திவா குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேயில் இருந்து பிரியா நன்றி